இந்த உலகத்தில் மிக பழமையான புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும் நாங்கள் வந்து இந்த லைப்ரரிக்கு தான் போவோம் ஏன்னா இந்த லைப்ரரி தான் வந்து எமக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய புக்கள் கிடைக்கும் அப்படி இந்த நூலகத்தில் போய் புக் படிக்கிற எல்லாரையும் தான் வந்து நாங்கள் ஒரு வகையாக வந்து ஜூனியர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜூனியர்ஸாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க அவனோட படிப்பை நிப்பாட்டவே அதாவது வந்து ஒரு புத்தகத்தை படித்தாங்கன்னா அந்த புத்தகம் முடிய அடுத்த புத்தகத்தை தொடங்குவாங்க அதே மாதிரி தொடர்ந்து தங்கள் புத்தகங்களை தொடங்கி தொடங்கி தொடங்கி கொண்டே போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஜூனியர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் சொல்ற ஒன்றை யோசிங்க அதாவது நீங்கள் வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு அப்படியே ஒரு நூலகத்துக்கு போகிறீங்க நீங்கள் புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கின்ற வேலை பின்னால் உங்களுக்கு யாருன்னே தெரியும் ஒரு ஆள் வந்து தட்டுறாங்க ஸோ நீங்கள் பின்னே திரும்பி பார்க்கீங்க உடம்பு இல்லை தலைமாட்டம் இருக்கு இப்படி ஒரு உருவத்தை நீங்கள் கண்டிங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் இன்னைக்கு வீடியோவில் அந்த மாதிரி ஒரு லைப்ரரியோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம் அதாவது த பில்லட் லைப்ரரியோட ஹிஸ்ட்ரியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் உங்கள் இம்ஷாத் வெல்கம் டு எஃபி மீடியா கதையோட ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எயிட்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்து யுஎன்ஸ்வெல் என ஒரு சிட்டில இருந்தா வந்து ஆரம்பிக்குது அதாவது யுவன்சுவல் எனக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் காணப்பட்டார் அவர் வந்து மக்களுக்காக வந்து ஒரு பொது இடம் ஒன்று கொடுத்திருந்தார் அதாவது வந்து ஒரு பப்ளிக் பார்க் கொண்ட வந்து மக்களுக்காக வந்து என்ன செஞ்சிருந்தாருன்னா அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல தான் வந்து இவருடைய சந்தோஷங்கள் எல்லாமே காணப்பட்டுச்சு இவருக்கு அந்த இடம்தாடு வந்து மிக மிக பிடிக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு விஷயம் ஒன்று யோசிக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த யுவன் சுவரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய அறிவை வந்து மேலும் மேலும் உயர்த்தணும் என்பதற்காக வேண்டி நான் என்னுடைய முயற்சிகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் வந்து அவருக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோணுது அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கொடுத்தா மக்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த புத்தகத்தை வந்து அதனூடாக நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்வாங்கன்றதுக்காண்டி தான் ஒரு யோசிக்கிறாரு என்னண்டா ஒரு லைப்ரரி நாங்கள் நிறுவனம் என்று யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு இந்த லைப்ரரி நான் இந்த நிறுவனம் மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக கொண்டு தான் யோசிக்காரு அதே போல் ஒரு முடிவெண்டு எடுக்கிறாரு ரைட் நம்மளுடைய இந்த பொது பார்க்கில் அதாவது இந்த பப்ளிக் பார்க்கில் வந்து இந்த லைப்ரரியை வந்து யோசிக்கிறாரு ஆனால் வந்து அரசாங்கத்தில் செல்கிறாங்க இந்த பொது பார்க் பார்க்கில் வந்து இந்த பப்ளிக் பார்க்கில் வந்து எந்த ஒரு கட்டிடமும் வந்து நிர்மாணிக்கலாம்னு யோசி செல்கிறாங்க அதே என்ன செய்கிறார் அந்த பார்க்கை வந்து அவரது இல்லாமல் ஆகி போட்டு அந்த லைப்ரரியை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த லைப்ரரியை கட்ட ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வருட காலமாக வந்து சந்தோஷமாக வந்து அவருடைய சந்தோஷத்திற்கு இணங்க மக்களுடைய வேலைப்பாடுகளுக்கு இணங்க இந்த கட்டுமான நிர்மாணிப்பு அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு வருட காலத்திற்கு பின்பு நாங்கள் பார்த்தோம்னா அந்த வில்லட் கார்பெண்டர் என்பவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து ஏலத்துக்கு போகுது அதாவது ஏண்டா வந்து இவருடைய தொழிலில் வந்து பாரிய நஷ்டம் வந்து இவருக்கு ஏற்படுது இதனால் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அதுபுறம் பார்த்தோன்னா இந்த வில்லட் லைப்ரரியை வந்து கட்டுகின்ற வேலைப்பாடுகளை வந்து தற்காலிகமாக வந்து இடைநிறுத்துறாங்க ஏன்னா இவற்றை வந்து எந்த இது பணமும் இல்லை இவற்றை இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே இதுக்கு போட்டால் இவருக்கு தின்னுவதற்கு கூட வழி இல்லாமல் போயிடும் சொல்லி இந்த வேலையை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க பிறகு வந்து என்ன செய்கிறாருன்னா வந்து ஐந்து வருடத்திற்கு பின்பு வந்து அவருடைய முயற்சிகளின் காரணமாக அவர் பழமை பழமையான நிலைக்கு எப்படி இருந்தாரோ அந்த நிலைக்கு வந்து தான் வந்து முயற்சி செய்து செய்த தான் இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோ திரும்பவுமே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆவாராரு பிறகு வந்து என்ன செய்யறாரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தனது கனவை வந்து நிறைவேற்றும் வகையில இந்த லைப்ரரியை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த வேலையில நடந்து கொண்டிருக்கின்ற வேலையில தான் வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அதாவது இந்த வில்லட் லைப்ரரியை கட்டப்படக்கூடிய கட்டி கொண்டிருக்கக்கூடிய வில்லட் கார்பெண்டர் என்பவர் வந்து இறந்து போனார் ஸோ இறந்து போனதால இவருடைய எந்த வேலை படையில் நிற்கல ஏன்னா வந்து இவர் இன்னுமே வந்து இந்த வேலைகள் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாத காலங்கள் தேவை இருக்குது இந்த ஒரு மாத காலங்களுக்கு பின்புக்கு வந்து என்ன செய்யலாம் இந்த லைப்ரரியை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் மிக கவலையான விஷயம் வந்து அவர் ஒரு மாதத்துக்கு முன்னே இறந்து போகிறாரு சரி இவர் இறந்து போகும் முன்னுக்கு என்ன செய்கிறாருன்றா அவர் உயிரோடு வைக்கிறாரு அதாவது அந்த உயிரில் செல்கிறாரு இந்த லைப்ரரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்க வேண்டும் அடுத்ததாக உயிரோடு எழுதிக்கிறார் என்னன்னா இந்த லைப்ரரியில் வந்து எனது குடும்பஸ்தார்களுக்கும் எனது பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு ஒரு பொறுப்பும் இல்லை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லி அவரோ இல்லை தெளிவாக வெளியே ஆனால் இந்த வில்லனுடைய மக்கள் வந்து இந்த உயிருக்கு மாறாக வழக்கப்படுறாங்க அதாவது இந்த வில்ல லைப்ரரி வந்து எங்களது அப்பா கட்டினது ஸோ இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நாங்கள் வந்து மக்களுக்காக இலவசமாக கொடுக்க மாட்டோம் பணம் தந்தால் மட்டும்தான் மக்களை நாங்கள் அலோட் பண்ண முடியும் சொல்லி வழக்கு போடுறாங்க ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுதுன்றா வந்து தன்னுடைய அவருடைய அப்பாவுடைய உயிரை பார்க்குறாங்க உயிரெழுத்த பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த லைப்ரரி வந்து பொதுமக்களுக்கு சொந்தமானது ஸோ உங்களுக்கு எந்த வித சொந்தமும் இல்லைன்னு சொல்லி வழக்கை வந்து இவங்களுக்கு மாறாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த வில்லட்காட்பனுடைய மக்களில் மகன் ரெண்டு பேர் வந்து இதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஆனால் வில்லட்காட்பனுடைய மகளான அதாவது லூயிஸ் கார்பெண்டர் என்பவரால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல இது எங்களுக்கு வந்தே தீரணும்னு சொல்லி போராடுறாங்க ஆனால் வந்து ஏழாம் பேர் இப்படியே கொஞ்ச நாள் போனது அதுக்கப்புறம் வந்து இந்த லூயிஸ் கான்பெண்டர் என்பவர் இறந்து போகிறாங்க ஸோ இது இருக்க அடுத்து நாங்கள் என்னத்தை பார்க்கலாம்